மாத மையப்பொருளுடன் வல்லமையான ஒரு வாழ்வியல் செய்திக்கு உங்களை வரவேற்கிறோம் ஆழங்களில் கொண்டு செல்லும் வாக்குதத்தம் அசைக்கும் வேத வசனத்தின் வலிமை அறியும் ஆவலை தூண்டும் வார்த்தை இதோ உங்களுக்காக celebrate the word of god take a moment and uh, it keeps you to follow the word of god you know இந்த கால வேளையில் கூட உங்களை மறுபடியுமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கும் ஆன்லைனில் கேட்டு கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் இந்த மாதத்தினுடைய வாக்குதத்தமான வசனத்தை உங்களுக்கு மறுபடியுமாய் பேசுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மாதம் என்ன மாதம் அவருடைய ஐஸ்வர்யத்தின் மாதம் his riches month of his riches அவருடைய ஐஸ்வர்யத்தை நாம் அறிந்து கொண்டாடுகிற இந்த மாதத்துல தேவனுடைய வசனத்தோடு பயணித்தவர்கள் எல்லாரும் கொண்டாடுவோமா நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை மூல வசனத்தை தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவைகள் எல்லாம் in riches of his glory through Jesus Christ. இந்த வசனத்தை நாம் அழகாக இந்த மாதம் முழுவதும் படிக்க கத்திர உதவி செய்தார் எத்தனை பேர் கத்துடைய வசனத்தை அல்லது இந்த வார்த்தையின் மேல கட்டப்படுகிறவர்களாக இந்த வார்த்தையிலிருந்து கேட்ட வெளிப்படுத்தல் மூலமாய் உங்களை வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறவர்கள் எல்லாரும் கொண்டாடுவோமா நம்ம எல்லாரும் சேர்ந்து Thank you, thank you, thank you everybody. Yes, thank you. You know, some of the beautiful learnings ஒரு ரீகால் பண்ணலாமா ஃபர்ஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம் நம்முடைய தேவைகள் நம்மை ஆளுகை செய்யக்கூடாது நாம் நம்முடைய தேவைகளை ஆளுகை செய்ய Our needs should not rule, rule us or Your needs should not rule you. You should rule your needs. What a beautiful statement. அதை வசனத்தின் வாயிலாக நாம் அதை கவனித்தோம் and how you are special because நாம் இந்த உலகத்தின் தேவைகளை மட்டுமல்ல வரப்போகிற உலகத்தினுடைய தேவைகளை அறிந்து அதற்காக இந்த பூமியில கிரியை செய்கிறவர்கள் ஆனபடினால நீங்களும் நானும் யாரு விசேஷித்தவர்கள் வி ஸ்பெஷல் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன் நான் ரொம்ப ஸ்பெஷல் சொல்லுங்க we special we are special because ரோட்ல போற அவங்களுக்கும் பசிக்குது உடையின் அவசியம் இருக்கிறது இடத்தினுடைய தேவை இருக்கிறது வேலை வேணும் அதே போல இங்க இருக்கிறவங்களுக்கும் நமக்கு தேவை ஆனா மற்றவர்களுக்கு நமக்கும் என்ன வித்தியாசம் என்றால் இந்த தேவைகளோடு கூட வரப்போகிற உலகத்துக்கு அல்லது நாம் செல்ல போகிற உலகத்தினுடைய தேவைகளை அறிந்து அதை இந்த பூமியிலே நாம் அப்படின்னால்தான் நாம் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம் அதனாலதான் லா ஆஃப் எரார்கி மனுஷனோட தேவைகளின்படி அவனோட மோட்டிவேஷனை ஸ்டெப் ஸ்டெப்பாக சொல்லுகிற ஒரு தியரியின்படி பார்த்தோம் அந்த தியரிக்கு மேலாக God has called you and me அதனால தான் நாம் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம் இந்த உலகத்தினுடைய தேவைகளை மட்டும் கவனத்தில் இருக்கிறவர்கள் மனதில் இருக்க அவர்களுக்கு பைபிள் என்ன பேர் கொடுக்கப்பட்டிருக்கு அவர்களை என்னன்னு சொல்றோம் இந்த உலகத்தின் தேவைகளையும் வரப்போகிற உலகத்தின் தேவைகளையும் நிறைவேற்றுகிறவர்களை விசேஷித்தவர்கள் என்று அழைத்தது இந்த உலகத்தில் என்னத்தை குடிப்போம் என்னத்தை சாப்பிடுவோம் எங்கே போ படுப்போம் என்ன உடுத்துவோம் இந்த கவலை மட்டும் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அற்ப விசுவாசிகளே அவர்களுக்கும் ஒரு பேர் இருக்கு என்ன விசுவாசிகள் தான் ஏன்னா ஏன்னா இந்த விசுவாசம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை வாழ முடியும் இல்லை வீட்டை விட்டு வெளியே போகும்பொழுது நமக்கு ஒரு விசுவாசம் இருக்க திரும்பி வருவோம்னு விசுவாசம் இருக்கு சிலவங்களுக்கு பொழுதனைக்கு பார்த்தோன்னா அந்த விசுவாசம் இருக்கா சைக்கிள் எடுக்கும் பொழுது ஐயோ இன்னைக்கு விழுந்துருவோம்னு நினச்சா சைக்கிள் ஓட்ட முடியாது பட் விழுந்தாலும் எழுந்து போன்ற நம்பிக்கை இருக்கிறதுனால சைக்கிள் எடுத்து ஓட்ட பழகணும் அதனால தான் அவர்களுக்கு அற்ப விசுவாசிகள் பேர் விசுவாசம் இருக்கு ஆனா அது அற்ப விசுவாசமாக நாம இந்த உலகத்தினுடைய பேசிக் நீட்ஸ் அதற்கு மேலான நீட்ஸ் அதற்கு மேலான நீட்ஸ் இந்த உலகத்தினுடைய நீட்ஸ் மாத்திரமல்ல உணவை காட்டிலும் எது விசேஷமானது ஜீவன விஷயம் okay I I want advise you all of you this moment நீங்கள் மறுபடியும் மறுபடியும் உங்களுக்காக தான் இந்த செய்திகளெல்லாம் யூடியூப்பில் போடுறோம் சி கேட்ட வசனங்களை கேட்டு நீங்களே மறந்து போயிடுறீங்க வசனம் கேட்காதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அதனால take time to listen to the word of God that's how you become wiser stra stronger strengther right with more strength அப்போ உணவை காட்டிலும் எது முக்கியமானது ஜீவன் உடைய காட்டிலும் எது ஒரு முக்கியமானது சரீரம் இந்த உலகத்தில் இருக்க இந்த வீட்டை காட்டிலும் எது முக்கியமானது நித்திய வீடாகிய பரலோகம் அதனாலதான் இந்த தேவைகள் உணவு உடை இந்த வீடு இந்த தேவைகளை காட்டிலும் ஜீவன் சரீரம் நித்திய வீடு இதற்காக பிரயாசப்படுகிறவர்களா இருக்கிற அப்படின்னால்தான் you and me are called special right? Such a beautiful thing. Another important thing is your needs leads to miracles. உங்களோட தேவைகளில் ஒரு அற்புதம் வெளிப்படக்கூடிய வாய்ப்பாக அது அல்லது உங்கள் தேவைகளில் நீங்கள் தேவனை காணக்கூடியவர்களாக ஆண்டர் வைத்திருக்கிறார் அதனால தான் மனிதனை உருவாக்கும் பொழுது இந்த ட்விஸ்ட் ஆண்டர் வைத்திருக்கிறார் மனிதன் இன்னைக்கு தேவை இல்லாமல் இருந்தால் கடவுள் எதிர்க்கின்ற ஒரு நிலை ஏற்கனவே பாருங்க that is why when man gets wealthy when man gets everything else if gets God but God created this need in man but today I'm going to talk a beautiful sermon it's call his riches the source of your supply அவரின் ஐஸ்வர்யம் உங்கள் தேவைகளை சந்திக்கக்கூடிய சோர்ஸாக இருக்கிறது இந்த காலவெளியில் அவரின் ஐஸ்வர்யத்தை குறித்து நான் உங்களோடு கூட பேச போறேன் எத்தனை பேர் கேட்க ரெடியா இருக்கீங்க இமேன் இந்த உலகமே இயங்குற அல்லது லாஜிஸ்டிக் வேர்ல்டில் இருக்கிற நம்ம பிரைமரி பிரைமான லாஜிஸ்டிக்கில் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியும் ஓகே சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்க்கு சப்ளைக்கு மிக முக்கியமானது என்ன இருக்கணும் இந்த சோர்ஸஸ் சப்ளை பண்ணுறது சப்ளைக்கு மிக முக்கியமானது என்ன இருக்கணும் டிமாண்ட் இருக்கும் ரைட் டிமாண்ட் வர்சஸ் சப்ளை அல்லது நீட் வர்சஸ் சப்ளை இந்த உலகமே அதை தான் இயங்கிக்கிட்டு இயங்கிட்டு இந்த உலகமே all businesses strive in this philosophy any businesses need versus supply ஒரு முறை ஒரு பேஸ்ட் கம்பெனி பேஸ்ட் கம்பெனி ஆரம்பிக்கும் பொழுது அதில் நிறைய காம்படிஷன் இருக்கும்ல வந்துருச்சு போல இருக்கும் அப்போ இந்த பேஸ்ட் கம்பெனி எப்படி சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிரெயின் ஸ்டாம் பண்ணுறாங்க தங்களோட எம்ப்ளாயிஸ்லாம் கூப்பிட்டு எல்லாம் பிரெயின் ஸ்டாம் பண்ணுறாங்க எல்லாரும் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க இந்த கலரை மாற்றலாம் இது இது சொல்லலாம் இந்த ஸ்டாரை வச்சு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாம் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அங்கிருந்த ஒரு ஃபீல்டு ஒர்க் பண்ணுற எக்ஸிக்யூட்டிவ் எழுந்து சொன்னாரா சார் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும்னா என்ன பண்ணும் நம்முடைய ப்ராடக்ட்டை நிறைய பேர் வாங்கணும் அப்போ நம்முடைய ப்ராடக்ட் நிறைய பேர் வாங்கணும்னா என்ன உண்டாகணும் டிமாண்ட் அதிகமாக உருவாகணும் அப்போ டிமாண்ட் எப்படி உருவாக்கலாம் அவன் சொன்னானா சார் இப்போ நம்ம பேஸ்டுடைய அளவு இவ்வளோண்டு சின்னதாக மூடி வச்சுருக்கீங்க சார் அதெல்லாம் அழுத்தின கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருது கொஞ்சம் டயாமீட்டரை இன்க்ரீஸ் பண்ணால் பேஸ்டுடைய சைஸ் அதிகமாகிடும் எடுக்கும் பொழுது அதிகமாகும் தேர்பை கன்சம்ஷன் அதிகமாகும் டிமாண்ட் அதிகமாகும் சேல்ஸ் அதிகமாகும் the CEO was smashed he was happy with that answer he promoted that executive in to the sales manager superior manager of money. You know why? That's how the world goes on. Need versus supply. அதனால சில அம்மாக்கள் சொல்லுவாங்க ஏ பேஸ்ட் ஒழுங்காவே சில நேரத்தில் சின்ன வயசுல நமக்கு பேஸ்ட் அம்மாவிலே வச்சு விடுவாங்க அப்படியே பட்டாணி மாதிரி வச்சு விடுவோம் இதுல பழகம் பிகாஸ் அவங்க பட்ஜெட்டில் வாழ்கிறவங்க ரைட் நான் இப்பெல்லாம் நான் பார்க்குறேன் நான் குட்டி பிள்ளைங்க நாங்கள் இருக்கிற இடத்துல பார்க்குறேன் அப்படி நீட்டாக வச்சுட்டு வச்சுட்ருங்க நல்ல டிமாண்ட் அதுக்கேற்ற சப்ளை அந்த சப்ளைக்கு ஒரு சோர்ஸ் வேணும் அதே போல தான் இந்த வசனத்தில் என்ன சொல்லுது என் தேவன் உங்களுடைய குறைவைகளை எல்லாம் உங்கள் தேவைகளை எல்லாம் கிறிஸ்தியேசுக்குள் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி மகிமையிலே நிறைவாக்குவார் அப்புறம் அங்க தேவருக்கு சப்ளை பண்ற ஒரு இருக்கிற ஒரு சோர்ஸ் அங்க சொல்லப்பட்டிருக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த சோர்ஸை பத்தி தெரியாதனால தான் எங்கேருந்து சப்ளை வருகிறது அல்லது நம்முடைய தேவைக்கு எங்கேருந்து சப்ளை வருகிறது தெரியாதனால தான் நம்ம இங்க அங்க தவித்து கொண்டிருக்கோம் ஒரு முறை அமெரிக்காவுடைய தெருக்களில் ஒரு பையன் பிச்சை எடுத்துக்கொண்டு பிச்சை எடுத்து கொண்டிருந்த அந்த பையனுடைய கழுத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரைட்டான ரெட் கலரில் ஒரு செயின் மாதிரி போட்டு அதுக்கு கீழே ஒரு பெட்டி மாதிரி ஒரு சின்ன எதிர்ந்தது அப்போ அவன் அதை தொங்க விட்டு அவன் போயிட்டு இருந்தான் அப்போ ஒருத்தர் பார்த்து கேட்டாராம் அடே தம்பி என்னடா பண்ணுற அவருக்கும் கொடுத்துட்டு இது என்ன இது அழகாக இருக்கே உன் கழுத்தில் என்ன அது இது ஒரு சாம் அப்படின்னு நினைச்சோம் சாம் என்னது இது ஒரு லக்கி சாம் சொல்லுவாங்கள்ல இது லக்குக்காக எனக்கு ஒருத்தர் போட்டார் நான் அப்படியே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை திறந்து காட்டுறான் அது உள்ள ஒன்று எழுதிட்டு இருந்தது அவர் அதை படித்து பார்த்து மலைச்சு போகிறார் ஏன்னா அதில் எழுதி எடுத்து வைக்கப்பட்டிருக்குது என்னன்னா இந்த பையனுக்கு உணவுக்காகவும் வேலைக்காகவும் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு ராணுவ அதிகாரி எழுதி அதில் வச்சிருக்கிற ஒரு ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்கு ஆஃபீஸ்க்கு போய் இதை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு ஆனால் இவனுக்கு அது தெரியல அந்த வேல்யூ ஆஃப் லெட்டர்ஸ் அந்த சோர்ஸ் தெரியாதனால இவன் அதை ஒரு சாம் லக்கின்னு நினச்சிட்டு அதை போட்டுட்டு போய் இவனோட தேவைக்காக அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கிறான் ஊர் ஊரா ஜனஞ்சீனமாக கேட்டுட்டு இருக்கான் ஆனால் இவனும் அந்த சோர்ஸ் எடுத்துன்னு போய் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்துருந்தானா இன்னும் அவனுக்கு வீடு வாசல் அவனுக்கு வேலை எல்லாமே கிடைச்சிருக்கும் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட நிறைய பேர் அப்படிதான் we don't know where the source is we go and beat somewhere else for the supply நம்முடைய தேவைகளுக்காக நம்முடைய சோர்ஸ் அல்லாத இடங்களுக்கு போய் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற இடத்துல போய் நாம் முழங்க மண்டிட்டு கொண்டிருக்கிறோம் அல்லது கெஞ்சி கொண்டிருக்கிறோம் ஆனால் சேர வேண்டிய இடத்துல அந்த சோர்ஸ் கிட்ட ரைட்டான விதத்தில் ரைட்டான இடத்துல போகும் என்றால் என் தேவன் உங்களுடைய குறைவுகளை எல்லாம் எதில் நிறைவாக்குவா கிறிஸ்து எங் அப்படி எப்படி நிறைவாக்குவா அதில் எதன் மூலமாக நிறைவேற்கிறா அவருடைய ஐஸ்வர்யத்தின் மூலமாக கம்மான் எவ்ரி அதனால தான் யோர் சோர்ஸ் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ரைட் உங்களோட சோர்ஸ் எங்கிருந்து வருகிறது இந்த உலகத்தில் இருக்க எல்லா சோர்ஸுக்கும் ஒரு முடிவு இருக்கிறது ஆனால் உங்களுக்கும் எனக்கும் சொல்லப்பட்ட ஒரு சோர்ஸ் அவருடைய ஐஸ்வர்யத்துக்கு அளவே இல்லை அந்த சோர்ஸை குறித்து நம் நாம் சரியாக இல்லாதனால தான் இந்த பையனை போல நாம் நம்முடைய தேவைகள் வரும்பொழுது அல்லது நமக்கு பாரங்கள் வரும்பொழுது பிரச்சனைகள் வரும்பொழுது நாம் இங்க அங்க போய் நாம் அலைந்து கொண்டிருக்கோம் அல்லது நம்முடைய மனது அலைந்து கொண்டிருக்கிறோம் இந்த காலவெளியில கூட என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவண்ட பிள்ளையை உங்களோட தேவைகள் எல்லாவற்றையும் இந்த சோர்ஸ்ல இருந்து கத்தர் நிறைவாக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க நிறைவேற்றுவார் அவர் அவர் உங்களுக்கு பூர்த்தி ஆக்குறது மட்டுமல்ல அல்லது கொடுப்பது மட்டுமல்ல நிறைவாக்குவார் It makes us complete. It makes us complete, perfect. அதனால இந்த சோர்ஸை குறித்து நீங்கள் சரியாக நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் உங்களுடைய டிமாண்டும் நீங்கள் சரியாக அறிந்திருப்பீர்கள் என்றால் உங்களுடைய தேவைகள் என்னென்ன அறிந்திருப்பீர்கள் என்றால் அவர்கள் தேவ சமூகத்தில் நீங்கள் அவர்களிடம் ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் அவருடைய மகிமையில நிறைவேற்றுவார் ரெண்டாயிரத்தி ஐந்தில் நான் ஜெர்மனிக்கு போயிருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் என்னுடைய வேலை விஷயமா நான் வேலையிலிருந்து நான் அண்ட் ஜெர்மனிக்கு போகிறேன் ஆல் அண்ட் கம்பெனியில் பெரிய அஜங்கி church big pantry very big pantry you can see it such kind of pantry இன்னும் அது இபிஓன்னு சொல்கிற யூரோப்பியன் பேட்டன்ட் ஆஃபீஸ் அந்த ஆஃபீஸ்க்கு uh, uh, uh, நான் டெபிட் பண்ணி நான் அங்கே போகிறேன் அப்போ அப்போது ஒரு காமெடி அங்கே நடக்குது எனக்கு என்னென்னா the speak Deutsch Dutch Dutch um, மொழிகளை பேசுகிறாங்க அப்போ லஞ்சில் நான் சாப்பாடு எடுத்துகிட்டு நான் போகிறேன் அப்போது அந்த லஞ்ச் பரிமாறுற அந்த பெ பெண் வந்து ஹாய் அப்படின்னாங்க நான் என்ன நினச்சிட்டேன் ஒரு வேலை ஒரு வேளை ஹாய் சொல்கிறப்ப ஹாய் அப்படின்றேன் திருப்பி ஹாய் அப்படின்றாங்க நான் ஹாய்ன்ற சிரிப்பார் இது பக்கத்துலவங்களும் சிரிக்கிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியல கடைசியில் இப்போ தான் அந்த பிள்ளை ஆய் ஆய் இன்னொன்று முட்டை காட்டு அப்படின்னா என்னென்னா டாட்ஸில் முட்டைக்கு ஆயின்னு சொல்கிறேன் நான் வந்து ஹாய் நினச்சிட்டு அவங்களுக்கு வேவ் பண்ணுறேன் ரைட் இந்த மாதிரி தான் சில நம்முடைய டிமாண்ட் என்னன்னே நமக்கு தெரியாமல் மிஸ்மேட்ச் பண்ணுறோம் எதுன்னு நமக்கு தெரியாமல் நம்முடைய நம்முடைய சொல்வது தெரியாம தேட வேண்டிய இடத்துல தேடாம அல்லது சொல்ல வேண்டிய இடத்துல சொல்ல முடியாம நாம் சிக்கி நாம் இந்த பையனை போல நாம் தவித்து கொண்டிருக்கிறோம் but today I want tell you if some of you சில வாலிப பிள்ளைங்க பாருங்க வாலிப வயதில் நான் ஒரு தம்பியை நான் எனக்கு இன்னும் நான் இந்த மெசேஜை ப்ரிப்பேர் பண்ண பொழுது என்னடா பண்ண வீட்டில் தான் இருந்தேன் நான் என்ன பண்ணேன் வீட்டில் தான் இருந்தேன் ஆனால் சரியாக தூங்கவே இல்லை ஆனால் பார்த்தா பதினோரு மணி வரைக்கும் தூங்கிட்டு இருப்பான் ஆனால் வீட்டு கேள்வி கேட்டால் தூக்கவே இல்லை சரியாக தூங்கவே இல்லை சில பிள்ளைங்க அந்த பெட்டை விட்டு எழுந்திருக்கும் போது கொட்டுபாயோட எழுந்திருப்பாங்க ஆனால் அந்த தூக்கம் பத்தாத மாதிரி இருக்கும் சில பிள்ளைங்களுக்கு கை கழு சாப்பிட்டு கை கழுவி முடிச்சிருப்பாங்க ஆனால் ஏதோ சாப்பிடாத மாதிரியே இருக்கே பசிக்குது கேப் இருக்கிற மாதிரி அப்படி ஃபீல் பண்ணிருக்கீங்களா ஓ நீங்களா நல்ல பிள்ளைங்களா இருக்கீங்க you are very extraordinary people but the not certain people because you know the reason is they are ruled by their needs are அவங்களுக்கு தேவைகள் என்ன என்பதை சரியாக அவர்களால் சொல்ல முடியாம அவர்கள் குழம்பி நிலவரத்தில் இருக்கார் இந்த கால வழியில் உங்களுக்கு வருகிற செய்தி என்னவென்றால் இந்த கால உங்களோட தேவைகள் என்னவாக இருந்தாலும் அந்த தேவைகளை சந்திக்கிற ஒரு சோர்ஸ் இன்றைக்கு நீங்கள் கண்டுபிடித்து போக போகிறீர்கள் அந்த சோர்ஸ் உங்களோடு கூட இருக்கிறதுனால மிக நிம்மதியான ஒரு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு நிச்சயமான யதார்த்தமான நம்பிக்கையான ஒரு வாழ்க்கை வாழப்போகிறார் hallelujah you don't to run here and there pillar to post மனிதனை தேடியோ இந்த சோர்ஸை தேடியோ அங்க சோர்ஸை தேடியோ போடணும் அவசியம் இல்லை if you know this source இவருடைய ஐஸ்வர்யத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் உங்களுடைய இறுதித்திலிருந்து இந்த கவலைகள் எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்து போட்டு இவருடைய நம்பிக்கையில் நீங்கள் ஸ்ட்ராங்காக போய்கொண்டே இருக்கலாம் இந்த கால வேளையில கூட வாசித்த வாசித்த வசனத்தில் எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் நான் அவருடைய கிரியைகள் எல்லாம் சொல்லி வரும்படி என்னுடைய நம்பிக்கை அவர் மேல வைத்திருக்கிறேன் இந்த கால வேலையில கூட நீங்கள் நம்பிக்கையோடு கூட இந்த இடத்தை விட்டு போகும் பொழுது உங்களுடைய சோர்ஸை நீங்கள் அறிந்தவர்களாக நீங்கள் கடந்து செல்ல நான் விரும்புகிறேன் ஏனால் அவருடைய ஐஸ்வர்யத்தை குறித்து இந்த காலவில் நாம் பார்க்க போகிறோம் முதலாவது அவருடைய ஐஸ்வர்யத்தில் நாம் பார்க்க போகிற காரியம் என்னவென்றால் வாசிப்போமா லூக்காவின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல நாம் வாசிப்போம் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற ஒரு ஆதாரம் ஒரு சோர்ஸ் அந்த சோர்ஸுடைய ஐஸ்வர்யத்தை குறித்து இன்றைக்கு மூன்று பாயிண்ட்ஸில் நான் உங்களோடு கூட பேச போகிறேன் எத்தனை பேர் கொண்டாட ரெடியாக இருக்கீங்க எத்தனை பேர் நம்பிக்கையை கொண்டிருக்க விரும்புகிறீங்க Come on, I need a celebration. I know you are, Bible, you are having a Bible. Oh, let's celebrate for everything else. Amen. Come on. லூக்காவின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிங்க ஆஹா என்ன சொல்றாரு கொடுக்கப்படும் ஆஹா a man very beautiful simple strategy என்று சொல்றேன் கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் சிம்பிளா சொல்லிட்டார் இப்போ கேட்கிறதற்கு ரீசனும் சொல்றாரு ஏன் இந்த சோர்ஸ் கிட்ட நீங்க கேட்கணும் ஏன் இந்த சோர்ஸ் என்ன சோர்ஸ்னா வாசிங்க கிட்ட கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் கத்துகிறவனுக்கோ திறக்கப்படும் அப்புறம் உங்களின் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பா கேட்டால் அவனுக்கு ஆஹா ம் ஆ ம் ஆ உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவு கொடுத்து அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவானவர் everyone. Thank you. The source where you're going to knock, where you're going to ask, where you're going to search is a source says அந்த ஆதாரம் சொல்லுகிறது உங்களை எவனாவது அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பானா மீனை கேட்டா பாம்பை கொடுப்பானா முட்டையை கேட்டா தேலை கொடுப்பானா யாரா கொடுப்பாங்களா இந்த உலகத்தில் இருக்கிற அப்பா அம்மா கிட்ட நீங்க இதை கேட்கும் பொழுது யாருமே இப்படி கொடுக்க மாட்டாங்க ஆனா அப்படியும் ஆண்டு சொல்ல பொல்லாதவர்களாகி நீங்களே இப்படி கொடுக்க நினைச்சிங்கன்னா உங்களோட பரமபிதா எல்லாவற்றையும் உண்டாக்கினாரு வானத்தையும் பூமியும் அண்ட சராசத்தையும் அதில் உள்ள எல்லா தேவைகளுக்கு நிறைவான எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் உங்களுக்கு கொடுக்காமல் இருப்பது எப்படி காரணம் என்ன மனிதனுடைய கொடுப்பதற்கு ஒரு லிமிட் தான் இருக்கு ஆனால் அவர்களே அவ்வளவு கவனமா இருக்காங்க அப்பத்தை கேட்கிற தன் பிள்ளைக்கு அன்னம் கொடுக்க மாட்டாங்க கல்லை கொடுக்க மாட்டாங்க மீனை கேட்கிறவங்களுக்கு என்ன கொடுக்க மாட்டாங்களா பாம்பை கொடுக்க மாட்டாங்க முட்டையை கேட்கிறவங்களுக்கு தேலை கொடுக்க மாட்டாங்க இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கணும் நம்முடைய சரீரம் ஆவி ஆத்மாக்கு ஒப்பிடுகிறதான இந்த மூன்று பகுதிகளும் நம்ம படிக்கலாம் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் அல்லது மனிதன் உண்டாக்கப்பட்ட எலமெண்ட்ஸ்ல நம்முடைய ஒவ்வொரு மனிதனும் உருவாக்கப்பட்ட ஆவி ஆத்மா சரீரத்துக்கு தேவையான சகல தேவையும் இந்த பரமபிதா நிறைவேற்ற அவர் உண்மையிலவராக இருக்கிறார் Am I preaching to a very celebrating crowd here? Amen. Celebrate the word of God. நம்முடைய ஆவி ஆத்மா சரி இல்லாட்டி உங்களுடைய பர்சனல் ப்ரொஃபஷனல் ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு தேவையான சகலத்தையும் செய்ய அந்த பரமபிதான்ற சோர்ஸ் பூர்த்தியாகவும் நிறைவாகவும் இருக்கிற அப்படின்னால அவர்கிட்ட நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம் கேட்கலாம் தாராளமாக அவர்கிட்ட தேடலாம் தாராளமாக அவரை தட்டலாம் hallelujah a man the source that never fails the source that never fails The worldly government can fail. The worldly people might fail. The worldly riches might fail. But my God will never fail. Hallelujah. My God shall supply all my needs Because He is the one who created you. He is the one who created you. When you have that relationship, you are strong. You are strong. And that is you are not flagging அல்லது நீங்கள் சோர்ந்து போகாமல் இருக்கிறதற்கு நீங்கள் கலைக்கம் அடைவதில்லாமல் இருக்கிறதுக்கு கலைப்படையாமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால் நம்மை உண்டாக்கின தேவன் என் ஆஃபீஸை விட்டு நான் வரும்பொழுது கத்தரை நான் நின்று நான் நான் வரும்பொழுது ரிசைன் பண்ணிவிட்டு இந்த கார்ப்பரேட் கம்பெனிலேருந்து வருகிறேன் அப்போ என்னுடைய மேனேஜர் எல்லாருக்கும் முன்பாக சொன்ன ஒரு காரியம் எத்தனையோ மேனேஜர்ஸ் நான் பார்த்துருக்கேன் எத்தனையோ பேர் என் வாழ்க்கையில் வந்திருக்காங்க ஆனால் இவனை போல ஒரு மேனேஜர் இவரை போல ஒரு மேனேஜரை நான் பார்த்ததே இல்லை காரணம் என்றால் என்னோட கூட ஒர்க் பண்ண இத்தனை வருஷத்தில் I think five or six years five years நினைக்கிறேன் five or six years six இயர்ஸில் never ever he complained about his salary or you want this salary அவருடைய வாயில் அந்த வார்த்தையை நான் நம்பிச்சேன் காரணம் என்னவென்றால் நம்ம போய் ஒரு மனிதன்கிட்ட கேட்பதற்கல்ல rather we know our God supplies. Everything comes from our God. Hallelujah. Everything comes from Him. Everything comes from Him because our source is there. Our source is not a bank. Our source is not our employ. Uh, our source is not our employment. Our source is not our wallet. Our source is God. Hallelujah. Hallelujah. Amen. Amen. Come on, everybody, celebrate the source, the unending supply. அவர் ஆச்சரியமான அதனாலதான் அவர் அழகாக சொல்லுகிறார் கேளுங்கள் உங்களுக்கு இன்னொரு வசனம் அழகாக பியூட்டிஃபுல்லான வசனம் நீங்க அதை மறக்க கூடாது ஏன்னா இந்த எல்லாம் உங்களுடைய உங்களுடைய இந்நேரம் நீங்க அப்படியே என்ன சொல்றது கோல்டன் வேர்ட்ஸ்ல எழுதி எங்க வச்சிருக்கணும் கரெக்டா <laughs> சொன்னீங்க இதயத்துலதான் தான் வச்சிருக்கேன் ஏன்னா இங்க எங்கேயும் வைக்க முடியாது யோவான் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்துல இந்த சோர்ஸுக்கு சொந்தக்காரர் அவர் சொல்றாரு பதினாறாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம் இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே என்ன பண்ணல ஆஹா ஒன்றும் கேளுங்கள் தைரியமா சொல்றாரு தைரியமா சொல்ற கேளுங்கள் என்ன பியூட்டிஃபுல்லான அண்டர்லைன் தோஸ் திங்ஸ் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் எப்படி எப்படி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அப்பா அப்பாகிட்ட போய் ரூபாய் கேட்டால் எப்போ கொடுப்பாரு கொடுப்பாரு கொடுப்பாரு தேதி என்ன கொடுப்பாங்க பத்தாந்தேதி கொடுப்பாங்க இருபத்தஞ்சாந்தேதி வரும்போது டாடா ஐம்பது ரூபா வச்சுக்கடா அப்படின்னு சொல்ற கட்டத்தில் இருக்கலாம் everybody is not Bill Gates குடும்ப சூழ்நிலை but remember here Jesus says கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு சந்தோஷம் எப்படி இருக்கணுமா நிறைவா இருக்கும்படி அல்ல குறையோ அல்ல கொஞ்சமான சந்தோஷமா பரவாயில்ல நூறு ரூபாய் கேட்டாங்க கொடுத்தாங்கல்ல நூறு ரூபாய் கேட்டா அது இல்ல அதுக்கு நிறைவாக்கும்படியாக உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் எத்தனை பேர் நிச்சயம் இருக்கிறது எப்படி பெற்றுக்கொள்வேன் எந்தன் தேவனால் எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன் அலலுயா we need to have that confidence அதாவது இந்த காலவெளியில கேட்கிறதான இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் இந்த இடத்தை விட்டு போகும் பொழுது உங்களுக்குள் இருக்கிற கவலைகள் உங்களுக்குள்ள இருக்க எதிர்பார்ப்பு நிமித்தமாக வருகிற சோகங்கள் தோல்வி நிமித்தமாக வருகிறதான கலக்கங்கள் எல்லா விதமான பாரங்களை இன்றையோடு புதைத்து விட்டு போகணும் நீங்க எல்லாரும் hallelujah I all ready I all ready நீங்க என்ன பண்ண போறீங்க புதைச்சிட்டு நீங்க போகும்பொழுது எப்படி போனோம் பெற்றுக்கொள்வேன் என்ற நம்பிக்கையோடு போகிறேன் Amen. Amen. This source, let's celebrate once again the source is riches. Is riches. அவட ரிச்சஸ் எப்படி உங்கள் சந்தோஷம் நாங்க கேட்கிற யாருமே இன்னைக்கு பேங்க்ல போய் ஒரு கடன் கேட்கிறோம் ஒரு லோன் பேச்சு வச்சுங்க I I think we don't practise that it I don't want encourage everyone to do this thing but say for the world thing right பேங்க்ல லோன் வாங்குறீங்க எப்படி கொடுப்பாங்க கேரண்டி இருக்கும் உன்னுடைய கெப்பாசிட்டி இப்போ புதுசாக ஒன்று இருக்கு என்னது சிபில் ஸ்கோர் எல்லாமே செக் பண்ணி <laughs> எல்லாம் பார்த்துட்டு அப்பவும் எப்படி கொடுக்குறாங்க ஓகே ரொம்ப சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி கொடுக்குற ஒரு பேங்க் ஒரு சப்ளையர் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம் கமான் உங்ககிட்டேருந்து வர்றதுல அவனுக்கு என்ன லாபம் இருக்குன்றத பார்க்கறது தான் அவங்களோட வேலை கமான் பத்து ரூபாய் விண்ட கொடுத்தா திரும்பி வரும்பொழுது எனக்கு கெட்ஸ் தௌசண்ட் டைம்ஸ் வட்டி போடுற ஆளா இருக்காங்க ஆமா இந்த உலகம் அப்படிதான் இருக்கு இல்ல சிலவங்க பாருங்க வட்டி கட்டுறதுலே கட்டி கட்டி வாழ்க்கையை தொலைச்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க வட்டி கட்டி முடிக்காம தற்கொலை பண்ணவங்க எத்தனை பேர் இருக்காங்க பிகாஸ் தட்ஸ் தட்ஸ் சோர்ஸோட நேச்சர் அவ்வளவுதான் You know why the reason that we are celebrating and worship God கேளுங்கள் கேளுங்கள் எப்படி கேட்கணுமா உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள் That is the riches of his supply. That is the richness of his source என்னுடைய ஆதாரத்தினுடைய ஐஸ்வர்யம் என்னவென்றால் அவர் என்னுடைய தகுதியை பார்த்தோ என்னுடைய என்னுடைய பேக்ரவுண்டை பார்த்தோ அவர் என்னை பார்க்கறதில்ல என் தேவைகளை அவர் அறிந்தபடினால அவர் எனக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் அலலுயா என் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கு எனக்கு தருகிறவராக <laughs> Come on, everybody. Come on, everybody. Amen. Can you all tell for my personal professional spiritual லைஃப்க்கு எல்லா தேவைகளையும் என் தேவன் தருவார் கைகளை உயர்த்தி சொல்றீங்களா எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம் சொல்லுங்க பர்சனல் ஓகே நான் என்ன கன்ஃபர்ஸ் பண்ணும் என்னோட முப்பரிணமான தரிசனத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் அவரிடத்தில் நான் பெற்றுக்கொள்வேன் அலல்லுயே Amen, amen, amen. That is the, the confidence of our supply. இன்னும் பால் யங்கிச்சோ பற்றி உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன்ல பத்தாவது வருஷத்தில் ஆண்டவர் அடியானை கொண்டு போய் நான் பத்தாவது படிக்கும் பொழுது மெரினா பீச்சில் தூரத்தில் இருந்து ஒரு சின்ன பையனாக அவரை பார்த்தேன் அவரோட புக்கை படிச்சிருக்கிறேன் Um, அவருடைய Holy Spirit my my part senior partner என்ற புக்கை படிச்சிருக்கிறேன் um, அவரை பார்க்கணும் அவர்கிட்ட பேசணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆனால் பத்தாவது வருஷத்தில் ஒரு அற்புதமாக கத்திர என்னை கொண்டு போனார் அவரை நேரடியாக பார்த்து அவர்கிட்ட ஜெபிக்கும்படியாக கத்திர உதவி செய்தார் அவருடைய பெரிய சாட்சி என்ன தெரியுமா அவருடைய புக்கில் எழுதியிருக்கிற Holy Spirit my senior partner என்ற புக்கில் எழுதியிருக்கிற ஒரு அற்புதமான காரியம் ஒரு முறை அவர் ஜெபித்து கொண்டே இருந்தார் எதுக்காக ஜெபித்தார்னா அவரோட ஒரு ஃபர்னிச்சர் சைக்கிள் வேணும் அவர் மிகவும் ஏழையான இடத்துலேருந்து உருவாகி பல பல விதங்களில் தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாறின ஒரு அற்புதமான தேவ கண் தேவ மனிதன் அவருடைய ஆரம்ப கட்டத்தில் அவருக்கு சேர் கூட கிடையாது அவர் போகிறதுக்கு சைக்கிள் இல்லை ஊழியத்துக்கு போகிறதுக்கு நடந்து போவார் அப்போ அவர் ஜெபிப்பாரா ஜெபிச்சா பதிலே வரல பதிலே வரல நம்முடைய சர்ச்சில் இருக்க யூத்ஸ் அதெல்லாம் ஆக்சுவலாக நம்முடைய ஸ்லம் மாதிரி இருந்த இடங்கள் இன்னைக்கு ஆனால் எல்லாம் இல்லை ஸ்கை ராக்கெட்டிங் பில்டிங்ஸாக இருக்கேன் ஏன்னா நான் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தேன் பார்த்து கண்ணார பார்த்தேன் ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி இப்படி இருந்தது பிரதர் இப்போ ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு இப்போ பார்க்குறீங்க அப்படின்னு காட்டும் பொழுது பிரமிக்கத்தக்கதான மாற்றம் அதுல ஒரு சாட்சி என்னன்னா இவருக்கு சைக்கிளும் இல்லை இவருக்கு ஃபர்னிச்சரும் இல்லை இவர் ஜெபித்து கொண்டு இருக்க நடக்கல அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு ஆண்டுக்கிட்ட ஜோம் பண்ணிட்டு இருக்க அடுத்த தருவார் அவரோட யூத்ஸ்ல வந்து கேட்டுப்பாங்க இன்னும் பாஸ்டர் வந்துச்சுன்னு சொல்றீங்க வந்துட்டு இருக்கு அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிரசங்கம் பண்ற உங்களோட ஃபெய்த் வந்து கர்ப்பமாக வந்து பிள்ளை பெறுற மாதிரி it has to be conceive அப்போ வந்து கிண்டல் பண்ணுவாங்களே வயிறை தொட்டு பார்த்து சைக்கிள்லாம் உருவாயிடுச்சா ஃபர்னிச்சர் உருவாயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வாலிபர்கள் கிண்டல் செய்து போவாங்க இவர் போய் தெய்வ சமத்தில் போயிருந்தார் ஏன் நீங்க பதில் கொடுக்க மாட்டீங்க நான் இவ்வளவு நாள் ஜோம் பண்ணிட்டு இருக்கேன் அப்ப ஆண்டு சொன்னாரா மகனே yes you are right you praying ஆனா நீ என்ன வேணும்னு என்கிட்ட தெளிவா சொல்லியே என்ன ஃபர்னிச்சர் வேணும் என்ன விதமான சைக்கிள் வேணும்னு எனக்கு சொல்லலையே அப்போதான் இருக்கும் இருந்துச்சா ஓ oh மை காட்னு சொல்லிட்டு அவர் அந்த டேபிள் சைஸும் அந்த டேபிள் சேரு எந்த உட்டில் பண்ணும் எந்த கலரில் பண்ணும்னு சொல்லிட்டு அவர் எழுதியிருக்கார் எழுதிட்டு சைக்கிள் இந்த பிராண்ட்லேருந்து இந்த ச மாடலில் எனக்கு இந்த சைக்கிள் வேணும்னு சொல்லிட்டு எழுதி அவரோட prayer request you what happen அவர் ப்ரே பண்ணி ஒரு வாரத்தில் அவரோட வீட்டு வாசலில் ஒரு வேன் வந்து நிற்கிது இவர் கேட்ட அதே டேபிள் சேர் அண்ட் சைக்கிளோடு கூட பல பொருட்கள் இருந்தது ஆனால் அது மிக முக்கியமானது யாரோ ஒரு வீட்டை காலி செய்து வெளிநாட்டுக்கு போகிறாங்க அவங்களுக்கு இந்த பொருட்கள் எல்லாம் இவருக்கு கொடுக்கும்படியாக அவர்களுக்கு பேசப்பட்டு அவர் இந்த பொருட்களை கொடுத்தார் வாங்கி பார்த்தா அந்த டேபிள் இவர் என்ன சைஸ் சொன்னாரோ என்ன கலர் கேட்டாரோ என்ன என்ன வுட்டில் கேட்டாரோ அதே சைஸில் அதே அளவில் அதே கலரில் அதே வுட்டில் கொடுக்கக்கூடிய supply my God's supply hallelujah The cycle was his brand, what he asked. இப்போ தெரியுது அந்த வசனத்தினுடைய நிறைவேறுதல் உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்க முடியும் ஒருவேளை உங்களை தேவைகள் இப்படி இருந்துட்டு ஆண்டர் வேற ஆண்டர் இதை தான் கொடுத்தாரு அப்படின்ற சொல்ல அதுபடிக்கு ஆண்டர் அதை கூட எக்ஸ்பெக்ட் பண்ணி கவனிக்கிறார் And that is why you need to be confident. My God will supply all my needs in His riches through Jesus Christ. Hallelujah. Hallelujah. இரண்டாவதாக நான் உங்களுக்கு சொல்ல போகிற காரியம் என்னவென்றால் ஆண்டவருடைய ஐஸ்வர்யம் அல்லது ஆண்டவர் உடைய தரித்திரம் மனிதனுடைய ஐஸ்வர்யத்தை காட்டிலும் அதிகமானது அப்பா அவருடைய ஐஸ்வர்யம் எவ்வளவு பெரிதாக இருக்கும் என்று உங்களால் கற்பனை பண்ண முடியுமா முடிய முடியாது தரித்திரத்துக்கு மனுஷனுடைய ஐஸ்வர்யம் ஈடு கூட ஆக முடியாது வாசிங்க பக்கத்தில் ரெண்டு குறைந்தர் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை அவருடைய ஐஸ்வர்யத்தின் ரகசியத்தை இன்னொரு படியில போய் நாம் எல்லாரும் இதை பார்க்க போகிறோம் இரண்டு குறைந்தர் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே அவர் ஐஸ்வர்யமுள்ள அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறோம் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே உங்கள் நிமித்தம் அவர் என்னவானாரு நம் நிமித்தமாக அவர் என்ன ஆனாரு ஏன்னா அவருடைய தரித்திரத்தினால நம்ம என்ன ஆகலாம் ஐஸ்வர்யம் ஆக முடியும் அப்ப அவருடைய ஐஸ்வர்யத்தினால நம்ம என்ன ஆக முடியும் நினைச்சு பார்த்தா அளவிட முடியாது The man's, the worldly riches is nothing. It cannot be compared. And that's why I'm telling you, in the world, richest person, the top richest person, இவங்க இவ்வளவு பெரியவங்க அவங்க பெரியவங்க சொல்றதெல்லாம் மாயை தான் அவைகள் தேவனுக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை அல்லா அவங்க if you agreeing with thing வீட்டில் நாலு பேர் இருக்கிறவங்களுக்கு நம்ம மாதம் முழுவதும் வேலை செய்து கஷ்டப்பட்டு சம்பாரித்து அதில் பட்ஜெட் போட்டு ஒவ்வொன்றத்தையும் அழகாக புள்ளி விவரத்தோடு எழுதி வச்ச குடும்பம் நடத்தினா தான் இன்றைக்கு நடத்த முடியுன்ற நிலவரத்தில் நம்ம இருக்கிறோம் But beyond that, there is a life. When you know this supply, your confidence, your faith is so strong because you know where the supply comes from. நான் இதை குறித்து தியானிக்கும் பொழுது பாருங்களேன் அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு அவர் தரித்திரனால் அப்போ அவருடைய தரித்திரத்தினால் நம்ம ஐஸ்வர்யவான்களாகும்னா அவருடைய ஐஸ்வர்யத்தினால் நம்ம என்ன ஆகும் நம்முடைய கற்பனையை பண்ணி பார்க்க முடியும் அண்ட் தட் இஸ் வை பரலோகம் அவ்வளோ மேன்மையாக இருக்க போகிறது நித்திய வாழ்க்கை அவ்வளோ மேன்மையுள்ளதாக இருக்க நாம் அவரோடு கூட ஸ்பெண்ட் பண்ண போகிற வாழ்க்கை அவ்வளோ மகிமையுள்ளதாக இருக்க போகிறது கமான எவ்ரி மான் இன்னாரம் ஹாலூயா ஐயோ அண்டர்ஸ்டாண்டிங்க ஐயோ அண்டர்ஸ்டாண்டிங்க கொஞ்சம் உலகத்தை நினைச்சு பண்ண இருக்குன்னு சொல்லியிருக்கேன் வேர்ல்ட்ல பிக்கஸ்ட் அனிமல் எது சொல்லுங்க ப்ளூ வேல் ப்ளூ வேலுக்கு சாப்பாடு ஒரு நாளைக்கு எவ்வளவு தெரியுமா தேவையா ஃபோர் டன் கிரில்ஸ் தேவைப்படுதா ஃபோர் டன் ஃபோர் டன் எவ்வளோ சொல்லுங்க நாலாயிரம் நாலாயிரம் கிலோ சாப்பிடுற ஒருவர் ஒரு வீட்டில் இருந்தாங்கன்னா என்ன இருக்கும்னு நினைச்சு பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் கா கா காமிஸ் மோஷஸ் வந்து ஒரு நாளைக்கு ஆயிரம் கிலோ அவருக்கு ஃபுட்டு தேவை இருக்கு என்ன பண்ணுவாங்க வீட்டில் <laughs> வீட்டில் சேர்க்க மாட்டாங்க that's good that's practically right but who feeds that who feeds that who feeds who feeds blue when bird life come hummingbird கேள்விப்பட்டிருக்கீங்க அம்மிங் பேர்ட் சின்னதாக தான் இருக்கும் பட் அம்மிங் பேர்ட் இருக்கிறதுல மெட்டபாலிசம் ஃபாஸ்டஸ்ட் மெட்டபாலிசம் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க அது எப்படின்னா அது வந்து தன்னோட பாடி சைஸ் கட்டலாம் அது வந்து ஒரு நூறு கிராம் இருக்குன்னா அதுக்கு டெய்லி உணவு எவ்வளோ தேவை தெரியுமா இரநூறு கிராம் அளவு உள்ள அண்ணி தேவையா தன்னோட பாடி சைஸை காட்டிலும் டூ ஹண்ட்ரட் டைம்ஸ் அல்லது two times two hundred two times அதிகமான உணவு அதுக்கு தேவைப்படுகிறதா say for example I'm I'm seventy கேஜிஸ்னா நான் நூற்றி நாற்பது கிலோ சாப்பிட்ற மாதிரி அது சாப்பிடுமா தினந்தோறும் அது இன்னொரு விதத்தில் சொல்லப்பானா ஒரு அம்மிங் பேர்டுக்கு ஒரு நாளுக்கு இருக்கிற அந்த எனர்ஜி ஒரு மேன் த்ரீ ஹண்ட்ரட் ஆம்பர்கர் சாப்பிட்றதுக்கு சமமாகும் <laughs> Are you not imagining the riches of God? Am I speaking to the right crowd here? Are you understanding? ஐயோ அண்டர்ஸ்டாண்டிங் மனிதன் கொஞ்சம் பண்ணாலே காலை தூக்கி காலரை தூக்கி விட்றான் நான் இதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன் இதை ஒழிச்சிட்டேன் அதை ஒழிச்சிட்டேன் but God who created everything else so amazingly has created everything else blue வாழ்வில் என்னைக்காவது ஒரு நாள் நான் பட்டினியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கிறத பார்க்குறீங்களா today blue whale strike because food கிடைக்கல அதை பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஜீவராசி எது தெரியுமா மனுஷன் மட்டும்தான் because we are not confident of our source அவனோட ரிச்சஸ் அவ்வளோ பெரியது அவருடைய ஐஸ்வர்யம் அவ்வளவு பெரிய அதனாலதான் ஆண்டு சொல்றாரு அவருடைய தரித்திரத்தினாலே நீங்களும் நானும் என்னவாக மாறுகிறோம் சொல்லுங்க பார்க்கலாம் ஐஸ்வர்யமான்களமா அவருடைய தரித்திரமே அப்படி செய்யும் என்றால் அவருடைய ஐஸ்வர்யத்துல நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பது எவ்வளவு நிச்சயமாக அவர் வரப்போகிற உலகத்துக்கு மட்டுமல்ல உங்களுடைய பயணத்திற்கும் தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார் இது எப்படி நான் சொல்றேன்னா இது லென்த் இது மட்டுமே length message but I I want cut it short பைபிளில் உங்களுக்கு யோசிப்பை பற்றி நன்றாக தெரியும் நினைக்கிறேன் யோசிப்பு அவங்களோட ஃபேமிலி பஞ்சத்தினால இஸ்ரேல் தேசத்தில் கஷ்டப்பட்டு இருக்கு ஆனால் யோசிப்பு மிகவும் கடினமான சூழ்நிலையில் விற்கப்பட்டவனாக யோசிப்பு எகிப்துக்கு போய் அங்கே அதிபதியாகி அங்கே பஞ்ச காலத்தில் தேவன் கொடுத்த ஆலோசனையின்படி அந்த பஞ்சத்தை போக்குறதான வழியை கண்டுபிடித்து இப்போ அவங்க சகோதரர்கள் வருகிறாங்க வரும் நேரத்தில் இது ஒரு பெரிய கதை ஆனால் யோசிப்பு என்ன பண்ணுறாருன்னா அவங்களுக்கு தானியத்தை கொடுக்கும் பொழுது அவர் சொல்கிறார் வழிக்கு ஆகாரத்தையும் கொடுத்து எக்ஸ்ட்ரா தானியத்தையும் கொடுத்து அனுப்புகிறார் வாசிங்க பார்க்கலாம் ஆதியாமம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இருந்து இருபத்தி மூணில் என்ன வாசிக்கிறோம் ஆ நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நிறைவா இருக்கும்படி தருகிறார் அவர் நீங்கள் கேட்பதற்கு மட்டுமல்ல அதற்கு மேலாகவும் கிரியை செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்னை கேட்கிற அருமையான தேவண்ட பிள்ளையை கடைசியாக நான் முடிக்க இந்த செய்தியை முடிக்கிறதுக்கு நான் இந்த சாட்சியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆவாடிங்கி என்ற ஒரு ப்ரோக்ராமை நம்ம பண்ணோம் ரைட் நூற்றுக்கணக்கான நூற்றுக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் cerebral palsy learning disorder kids அவர்களுக்கான முதல் இன்டர்வியூ வரும்பொழுது பிரிட்டிஷ் கவுன்சிலிருந்து என்னை இன்டர்வியூ பண்ணும்பொழுது அந்த ப்ராஜெக்டை ஏற்கனவே நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம் பட் உங்களை இன்டர்வியூ பண்ணுறோம் நீங்கள் அவங்களோட கூட சேர்ந்து வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க அடுத்த வாரம் கூப்பிட்டு சொல்கிறாங்க இந்த ப்ராஜெக்டை நீங்கள் தான் லீட் பண்ண போகிறீங்க உங்களோட ஃபவுண்டேஷன் லீட் பண்ண everybody has to follow you அப்படின்ட்டு அப்படி சொல்லும் பொழுது என்னுடைய அக்கௌண்ட் அல்லது நம்முடைய டிசிஎஃப் அக்கௌண்ட்டில் we just add seven hundred and forty rupees plus எழுநூற்றி நாற்பது ரூபாய் மட்டுமே இருந்தது it's a brand new project இந்தியாவுக்கு பிராண்ட் நியூ இன்க்ளூசிவ் மியூசிக் என்ற ப்ராஜெக்ட் வரப்போகிறது முதல் முறையாக கூப்பிடுறாங்க நம்மளை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு எஸ்ன்னு சொல்ல முடியல நோன்னு சொல்ல முடியல கடைசியில் எஸ்ன்னு சொல்லிட்டு வந்தோம் வரும்பொழுது எனக்கு seven hundred and forty rupees வந்ததுலேருந்து மிஷன் ஃபீல்டுக்காக கோத்தகிரி போனோம் நபருக்கு ஐ திங்க் அந்த வருஷம் யார் வந்தீங்கன்னு தெரில விஜய் வந்தீங்க வந்தீங்களா கோத்தகிரி போனோம் நம்ம வால்பாறை வால்பாறை போனோம் டூ தௌசண்ட் செவன்டீன் அங்கே எல்லாம் போய் மிஷன் ஒர்க்லாம் முடிச்சுட்டு பத்து பத்து நாள் அந்த ட்ரைபல் மக்களோடு கூட இருந்து நான் முடிச்சுட்டு நான் வர்றேன் ஒரு பெரிய பயம் வந்துருச்சு ஆகஸ்ட் மாதம் வரேன் நவம்பர் மாதம் அக்டோபரில் ஆரம்பிக்கணும் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இன்னும் ஒரு காரியம் பண்ணலையே வர ஆரம்பிச்சேன் வந்து இங்கே இறங்கினதும் இல்லை அடுத்த நாளே இங்க அங்க எனக்கு தெரிஞ்ச கம்பெனி எல்லாத்தையும் ஏறி இருக்கிற எல்லாரும் வா beautiful project beautiful project wonderful wonderful வாங்க கடைசியில் வில் சி வி வில் சீன்னு சொன்னாலே அங்களுக்கு உங்களுக்கு பெரிய டாட் டாட் டாட் டாட்னு பத்து நாள் நான் தூங்காம ஐ நான் ஓடி ஓடி இறங்கினது நீங்கள் நினச்சி பாருங்களேன் கையில் பைசா கூட இல்லை அப்போ அந்த இங்கேருந்து ஒரு பெரிய கம்பெனி போய் பார்க்கணும் பெட்ரோலுக்கே வி ஹவ் டு ஸ்பெண்ட் எல்லாம் முடி வரும் முடிஞ்சு ஏமாற்றத்தோடு வரும் பரன்னு சொல்லுவாங்க பண்ண மாட்டாங்க இது பண்ணான்னு அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க இவ்வளோ ஆத்தென்டிக்கா பேப்பரில் வந்த ஒரு ப்ராஜெக்ட் கூட இந்த ஹெல்ப் பண்ணுறதுக்கு we we are no choice you know what happen ten days later நான் ஆண்டுகிட்ட சொல்கிறேன் என்ன நீங்கள் விளையாட்டு காட்டுறீங்க என்னை அழைச்சிட்டு சும்மா நீங்கள் நான் போய் ஏறி இறங்கி நான் எல்லாட்டும் பேசணும் எனக்கு பதிலே வரல நீங்கள் பண்ணுறீங்களோ இல்லையோ இந்த ப்ராஜெக்ட் நடக்குது எனக்கு தூக்கத்தை ஃபஸ்ட்டு கொடுங்க இப்படி தான் சொல்கிறேன் ஆஸ் அ ஃப்ரெண்ட் பேசுகிற மாதிரியே பேசு அந்த நைட்டு எனக்கு இன்னும் சிரிப்பாக இருக்குது நான் சிரிச்சு சிரிச்சுட்டுல அழுதுட்டு தான் சொல்கிறேன் எனக்கு என்ன பண்ணுவீங்களே தெரியாது எனக்கு தூக்கத்தை தாங்க ஃபஸ்ட்டு நான் தூங்கணும் நாளைக்கு ஃபுல்லாக நான் தூங்க போகிறேன் எனக்கு நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் நடக்குதோ இல்லையா எனக்கு தெரியாது அப்படின்ட்டு you know what happen that the God came a beautiful sleep at the same time அன்றைக்கு ஆண்டவர் விசுவாசத்தை வரமாக தந்த அனுபவத்தை நான் இன்றைக்கு சாட்சியாக சொல்ல முடியும் அன்னைக்கு நான் தூங்கி எழுந்த பிறகு பயம் வரணும்னு நினைச்சு பார்க்குறேன் பயமே வரல திருப்பி திருப்பி நினைச்சு பார்க்குறேன் பயமே வரல இப்படி நான் எதுவுமே இல்லை அப்போ தான் what what happen to me then I understand அந்த ஜபத்தில் ஆண்டவர் விசுவாசத்தை எனக்கு வரமாக தந்தார் அந்த விசுவாசம் என்னன்னா இது கண்டிப்பாக நடக்கும் என் தேவன் நடத்துவார் நான் கவலை பண்ணணும்னு அவசியம் இல்லை அந்த விசுவாசத்தை ஆண்டு தந்த பிறகு ஆண்டிலேருந்து தூங்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் வேலை செய்ய ஆரம்பித்தேன் நிறைய ஏமாற்றங்கள் எவ்வளோ கஷ்டங்கள் என்னோடு கூட இருந்த பிள்ளைங்களுக்கு தெரியும் இந்த இடம் இடிக்கப்பட்டுச்சு எங்கள் அப்பா அப்போ ஆண்டருக்குள்ளே போயிட்டாங்க நாளைக்கு அதாவது திங்கக்கிழமை ப்ராஜெக்ட்னா சாட்டர்டே ஃப்ரைடே அப்பா மறிக்கிறாங்க சாட்டர்டே அடக்கம் மண்டே நான் ப்ராஜெக்டை போய் இன்னாக்ரேட் பண்ணோம் சண்டே அவங்கள ஏர்போர்ட்லேருந்து வர வைக்கணும் இதெல்லாம் இப்படி நடந்துட்டுருக்கு week I cannot forget the thing எனக்கு முடிஞ்ச பிறகு இன்னும் ஞாபகம் இருக்குது ஏன்னோ அது இங்கே Prem is witness for the thing ஏன்னோ பிரேம் அந்த ஒயம்சிஏ கிரவுண்டில் நாங்கள் எல்லாம் முடிவில் ஜெபிக்கிறோம் you know Prem Agni and cried like a baby எவ்வளோ அழுது பயங்கரமாக கண்ணீர் விட்டு அழுது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது பிகாஸ் வி வர் ஆல் அந்த லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் we strive strive strive but the end it was very successful இன்னைக்கும் பெரிய கஷ்டம் இருக்கும் என்றால் அந்த பிள்ளைகளோட சந்தோஷத்தை அந்த வீடியோ பார்க்கும் பொழுது என் தேவன் நடத்தின அதிசயத்தை நான் சொல்ல முடியும் மனிதர்கள் நம்மை கைவிடலாம் இந்த உலகத்தின் சோர்ஸ் நம்மளை கைவிடலாம் இந்த உலகம் நம்ம எடைப்படுகிற வண்ணமாய் அதை பார்த்து நம்ம ஏமாற்றலாம் ஆனால் கைவிடாத ஒரு சோர்ஸ் கைவிடாத நிரந்தர உறவு அவர் மாத்திரம்தான் அவர் தம்முடைய ஐஸ்வர்யத்தினாலே என்னுடைய தேவைகளை எல்லாம் என்ற குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவேற்ற உண்மையிலவராக இருக்கிறார் கத்திர இந்த வசனத்தோடு கூட உங்களை எல்லாரையும் ஆசிரியர் வதிப்பாராக நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமாக